ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் ஐஃபோனில் சும்மா ஃபோனில் எல்லா ஃபோன்லேயும் சார்ஜ் போடும்போது நார்மலாக ஒரு சின்ன பீப் என்ற ஒரு சவுண்ட் ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வரும் அது இல்லாமல் ஸ்பெஷலாக எதுவும் கேட்கணும்னு நினச்சோம்டா மாற்றணும்னு நினச்சேன் இப்போ இந்த ஃபோனில் நான் சார்ஜ் போட போகிறேன் என்ன சொல்லுன்னு பாருங்கள் ஹாய் ஐம் ஃபீலிங் பெட்டர் நான் ஹாய் ஐம் ஃபீலிங் பெட்டர் நான் ஒன்று சொல்லுது அந்த மாதிரி உங்களோட ஃபோனில் நீங்கள் சார்ஜ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதாவது ஆப்ஸுக்கு மாற்றிக்கொள்ளலாம் இல்லை ஒரு சாங்ஸை ப்ளே சொல்ல பண்ணலாம் இல்லாட்டி நம்ம சொல்கிறத அது சொல்கிற மாதிரி செட் பண்ணிக்கொள்ளலாம் அது எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களோட ஃபோனில் ஷார்ட்கட்ஸை போய் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓல் ஷார்ட் கட்ஸ்ன்னு இருக்குது நான் க்ரியேட் பண்ண ஷார்ட் கட்ஸ் எல்லாமே இருக்குது அது ம அது கீ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நாலு பாக்ஸ் மாதிரி இருக்குது இதில் my shortcut and automation அடுத்தது கேலரி இந்த இதில் போயிட்டு நீங்கள் இப்போ நான் இந்த ட்ரிக் செய்யணும்னா ஆட்டோமேஷனுக்கு போங்க போயிட்டு இப்போ இது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஷார்ட்கட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் சார்ஜ் போடும்போது சவுண்ட் வர வைக்கணும் இல்லாட்டி நீங்கள் சொல்கிறத செய்ய வைக்கணும்னா நீங்கள் போயிட்டு இதில் மேலே ப்ளஸ் அடையாளம் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இப்படியே வரும் க க்ரியேட் பர்ஸ்னல் அடோமேஷன் அப்படின்ட்டு இருக்குது அதுக்குள்ளே அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இதில் டைம் ஆஃப் டேட் அலாம் அந்த மாதிரி ஸ்லீப்ஸ் அது நிறைய இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இப்போ பெட்ரி லோவுக்கு போகும்போது ஏதாவது சொல்ல வைக்கலாம் லோ பெட்ரின்னு சொல்லையே ஆட்டோமேட்டிக்காக சொல்லையே வைக்கலாம் அது மட்டும் இல்லாண்டி அடுத்த கீத்தை பார்த்தீங்கன்னா பெட்ரி லெவல் குறையும் போதும் அதுக்கும் நீங்கள் ஏதாவது சொல்ல வைக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜுக்கு வரும்போது அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே சார்ஜ் போடும்போது இப்போ நான் செஞ்சு காட்டினது இப்போ சார்ஜ் போடும்போது நம்ம ஒரு ஸ்பீக் டெக்ஸ்ட் வந்து கொடுப்போம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் சார்ஜ் உள்ளே போயிட்டு சார்ஜின் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா சார்ஜ் ஃபுல் டிஸ்கனெக்ட் ஆன பிறகு சொல்ல வைக்கணுமா இல்லாட்டி சார்ஜ் போடும்போது சொல்லுவேன் ஏன்னா இப்போ சார்ஜ் போடும்போது செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது செய்வோம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அட் ஆக்ஷனுக்கு கொடுங்க அட் ஆக்ஷனுக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸுன்னு இருக்குது அதாவது ஸ்பீக் டெக்ஸ் எப்பயும் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதனால் போயிட்டு டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செய்ய வைக்கிறது மாக்கர் ஏதாவது ஓப்பன் பண்ண வைக்கலாம் இவனை வந்து ஸ்பீக் விட்டு டாக்குமெண்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் எடுத்துகிட்டு அந்த இருக்குது ஸ்பீக் டெக்ஸ் அதுக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினோன்னா இதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ அதை செய்யலாம் இப்போ நான் சார்ஜ் போடும்போது இப்படி வேறு ஏதாவது சொல்ல வைக்கிறேன் இப்போ ஐ ஐம் ஃபீலிங் பெட்டர் நான் ஒன்று இருக்குல்ல அதை நான் இப்போ ஹாயின்னு சொல்ல வைக்கிறேன் ஹாயின்னு சொல்ல வைப்போம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இதில் வேறு எதுவும் வேணும்டா இன்னொல்ட்டு அந்த லாங்குவேஜ் எதுவும் மாற்றணும்னா வாய்ஸ் கூட மாற்றிக்கலாம் இப்போ ஐஃபோனில் street voice girl voice boys வாய்ஸ்னால் நிறைய வாய்ஸ் இருக்குது அதில் நான் டேனியல்ன்ற கொடுத்து அப் வாய்ஸ் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும் அதில் ரேட் அந்த அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இப்போ நம்ம இதை பார்ப்போம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்பீக் டே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுற மாதிரி ஆஸ்க் இந்த ஆஸ்க் பிஃபோர் ரன்னிங் இருக்குல்ல அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வராமல் சார்ஜ் போட்டோன்னே உங்களுக்கு கேட்கும் இதை சவுண்டை ப்ளே பண்ணியா அப்படின்னு அப்படி கேட்டால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் இந்த ஆஸ்க் பிஃபோர் ரன்னிங்கை கேன்சல் பண்ணிடுங்க டூ நாட் ஆஸ்க் அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யட்டும்னு சொல்லிவிட்டு டன் கொடுங்க டன் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் மிச்சது நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறதுலாம் இப்போ வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இப்போ நம்ம போட்டது மட்டும் இப்போ வேலை செய்யும் இப்போ நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணி போட்டு பார்க்குறேன் பாருங்கள் கேட்கும் பார்த்தீங்களா இப்போ நான் சார்ஜ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹாயின்னு சொல்லுது அந்த மாதிரி சில சில விஷயங்கள் நீங்கள் ஃபனியாக ஏதாவது செஞ்சு வைக்கலாம் பெட்ரி வரும்போதா ஓனோ ஓ நோ அப்படின்னு ஏதாவது சொல்ல மாதிரி வைக்கலாம் அப்படி புது புது விஷயங்கள் செஞ்சு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பார்த்த நீங்கள் ப்ளீஸ் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கண்ணா இல்லாட்டி ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மை என் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னா உங்களோட கமெண்டில் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு ஏதாவது என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு புது புது வீடியோஸ் ஐஃபோனில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஃபனியான ட்ரிக்ஸ் அப்புறம் ஹேக்கபிள் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான எதுவோ அதாவது ஃபோட்டோக்களை எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரலாம் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்